<laughs> அஸ்வக உஷ்ட்ரஷ்ட அஸ்வம்னா குதிரை உஷ்ட்ரம்னா கேமல் சரியா படிங்க அஸ்வக மகாவேகேன தாவன பட்டு ஜந்து ஆஹ் அஸ்வக குதிரையானது மகதா வேகேன ரொம்ப ஒரு பெரிய வேகத்தோடு கூட தாவனம்னா ஓடுறது தாவன பட்டுகுன்னா எக்ஸ்பர்ட் இன் ரன்னிங் அர்த்தம் அப்படிப்பட்ட ஜந்துகுனா அனிவன் அஸ்வஹ ஜந்துஹு எப்படிப்பட்ட ஜந்துஹு அப்படின்னா தாவனப்பட்டுஹு எக்ஸ்பர்ட் இன் ரன்னிங் எப்படி அப்படின்னா மகதா வேகேன இட் ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட் சரியா சா கதாச்சித் ஸ்வரூபம் ஸ்வசக்த சசக்தி சிந்த என்னாஸ்தா என்ன சஹ சஹ சஹ அஸ்வஹ கதாச்சித் ஒரு சமயம் ஒன்ஸ் ஸ்வரூபம் ஸ்வசக்திம் ச தன்னுடைய ரூபத்தையும் தன் ஸ்வரூபம்ங்கிறது தன்னுடைய ஃபார்ம் தன்னுடைய சக்திங்கிறது தன்னுடைய கேப்பபிலிட்டிஸ் அத ரெண்டுத்தையும் சிந்தையன்னு யோசிச்சுண்டே ஆஸ்த இருந்தது சரியா சிந்தையன் ஆஸ்த ம் அஹோ படிங்க अहो अहो बत ம். ब्राह्मणः अ, सृष्टिः तदीया तदीयं अ, अ, तदीयम् अज्ञान அஜானம் அகௌசலம் ச ஜாபயதி தானே சொல்லிக்கிறது அஹோ பத்த ஐயோ என்ன அப்படின்னா இந்த பிரம்மணக சிருஷ்டிகி இந்த பிரம்மாவினுடைய கிரியேஷன் சிருஷ்டினா கிரியேஷன் ததியம் அஜ்ஞானம் அஜ்ஞானம்ங்கிறது இக்னோரன்ஸ் அவருடைய அந்த அக்ஞானமும் அகௌசலம் அப்படின்னா கௌசலம் அப்படின்னா ஸ்கில்ஃபுல்லு அவருக்கு வந்து ஸ்கில்லே இல்லாம அந்த ஒரு எக்ஸ்பர்டைஸே இல்லாம அந்த அகௌசலம் ச ஞாபயதி எனக்கு வந்து என்னை பார்க்க பார்க்க அவர் வந்து எவ்வளவு சரியாவே சிருஷ்டி பண்ணல பார் அப்படிங்கறத ஞாபகப்படுத்துறது हम्म। ம் क्वचित् क्वचित् किञ्चित् किञ्चिदेव सत् सम्यक् सुष्ठं प्रतीयते ம் अन्यत् सर्वं सर्वं विकृतम् अकृतं वा अन्य अन्यया अन्यथा अन्यथा आ, ம். अन्यथा कृतमेव वा दृश्यते ஆஹ் என்ன அப்படின்னா கொச்சித் கொச்சித்து கிஞ்சித் கிஞ்சிதேவ சிலதெல்லாம் சிலது சிலது கொஞ்சம் கொஞ்சம் சமயக் சிருஷ்டம் பிரதீயத்தை சமயக்குனா குட் அர்த்தம் வெரி வெல் கிரியேட்டட் பிரதீயத்தை அப்படின்னு தெரியறது ஐ எம் ஏபிள் டு இது ஐடென்டிஃபை தட் சர்டன் திங்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் he has created in a correct manner அந்நியத் சர்வம் மீதி எல்லாமே என்னன்னா விக்ருத்தம் ஒரு ஒரு டிஃபார்மா இருக்கு இல்லைன்னா அக்ருத்தம் சரியாவே பண்ணல வா அந்நதாகிருதமேவ ஆர் தப்பு தப்பா பண்ற மாதிரி திருஷ்யதே எனக்கு தெரியாது புரியுதா அவருடைய கிரியேஷன் வந்து சரியே இல்லைங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஏதோ கொஞ்சம் பரவாயில்லையா சிருஷ்டி பண்ணிருக்கார் நிறைய தப்பு பண்ணிருக்கார் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிறது என்னன்னு பாப்போம் மதியம் ரூபம் சுந்தரமேவா கிந்து மம கிரீவா அந்தஸ்தேவ அந்தஸ்தேவா अन्तस्तेव हम्म। आ, नाल्याय हंसस्तेव मान நாளாயமானா नालायमान आ, यज्जाभि எதி அபி विश्यत्। எதி அபி यदि அபவிஷ்யத் अभिविश्यत् तर्हि मे हा. आ, गासग्रास பக்ஷனே महत सौकर्य सौकर्यं भविष्यत् ஆஹ் சோ வந்து என்ன அப்படின்னா அது வந்து சொல்லிக்கிறது தானே என்ன அப்படின்னா என்னுடைய என்னுடைய அந்த கிரீவா இருக்கு பேர் கிரீவானா கழுத்துன்னு அர்த்தம் அது வந்து இந்த அன்ன பட்சிகளுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கிரீவா இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப சௌகரியமா இருக்கும் இந்த கிராச காச பக்ஷனை இந்த இதெல்லாம் சாப்பிடுறேன் இல்லையா புல்லெல்லாம் நான் வந்து குனிஞ்சி சாப்பிடுறேன்ல எனக்கு ஒரு மாதிரி நீண்டு இருந்தது நாலாயமானா நீண்டு இருந்தது அப்படின்னா கழுத்து it will be very easy for me while eating the இது அப்படின்னு சொல்றது இது கிராசபக்ஷனே இது புல்லெல்லாம் சாப்பிடும் போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே குடிஞ்சு சாப்பிடுறேனோ அந்த கஷ்டம் எனக்கு இருக்காது மதியம் ரூபம் சுந்தரமேவ என்னுடைய இந்த ரூபமானது சுந்தரம் அழகாதான் இருக்கேன் நானு கிந்து இருந்தாலும் மம கிரீவா என்னுடைய இந்த கழு கிரீவானா கழுத்து இந்த கழுத்து இருக்கு பாரு ஹம்சஸ்ய இவ அந்த பட்சிகளை போல நாலாயமானா அப்படியே வந்து நீண்டு இருந்ததுன்னா எதி அபவிஷியத்து அபவிஷியத்துங்கிறது உங்களுக்கு வந்து இந்த லகாரம் ட்ரிங் லகாரம் சரியா அபவிஷியத்து அபவிஷ்யதாம் அபவிஷ்யன்னு சரியா பரஸ்மை பதத்துல இருக்கு உம் இந்த மாதிரி இருந்ததே என்றால் என்ன அப்படின்னா எனக்கு வந்து தர்ஹி தென் மே கிராச காச கிராச பக்ஷனே காசம் அப்படிங்கிறது உங்களுக்கு புல்லு அதனுடைய பக்ஷனே சாப்பிடுறதுல மகத்து சௌகரியம் அபவிஷ்யத்து எனக்கு வந்து ரொம்ப சௌகரியமா இருக்கும் it will be easy for me to eat the இது uh, அது பேர் என்னது புல்லெல்லாம் சாப்பிடுறது ஈஸியா இருக்கும் ரொம்ப ரொம்ப வந்து கழுத்து வந்து குறைச்சலா இருக்கிறதுனால என்ன அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு குனிஞ்சி வந்து சாப்பிடுறேன் காசம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிராஸ் கிராசம்ங்கிறது அது பைட் பண்றது கடிக்கிறது அதனுடைய பக்ஷனை சாப்பிடுவதில் எனக்கு வந்து ஈஸியா இருக்கும் கிராஸ வந்து கடிக்கிற அந்த எடுக்கும் போது அது பக்ஷணத்துல மகத் சௌகரியம் அபவிஷ்யது புரியுறதா சரியா இருக்கா அப்புறம் ஏவம் மதியம் தாவன பட்டுத்துவம் தாவன பட்டுத்துவம் தாவன பட்டுத்துவம் அனன்யா அனந்த அனன்ய சுலபம் ஆஹ் ஏவம் அப்புறம் என்ன பண்றது மதியம் தாவன என்னுடைய அந்த எக்ஸ்பர்டைஸ் இன் ரன்னிங் இருக்கு பாருங்க ஸ்கில் இன் ரன்னிங் அது அனன்ய சுலபம் அனன்ய சுலபம்னா ந அந்நிய சுலபம்னு அர்த்தம் அந்நிய சுலபம்னா ஈஸி ஃபார் அதர்ஸ் அர்த்தம் அனன்ய சுலபம்னா நாட் ஈஸி ஃபார் அதர்ஸ் அது ஒண்ணு நல்லா படைச்சிருக்கு நான் அழகா இருக்கேங்கிறது ஒரு குவாலிட்டி இன்னொன்னு வந்து என்னோட அந்த ஸ்பீடா ஓடுறேன் பேர் அது யாராலையும் என்ன மாதிரி ஓட முடியாது சோ அது இட்ஸ் ஓகே அதுக்கு ஒரு டிக் மார்க் போட்டுக்கிறது புரியுறதா உங்களுக்கு அனன்யா சுலபம்னா நாட் ஈஸி ஃபார் அதர்ஸ் அர்த்தம் அப்புறம் ததாபி சைகத பிரதேசேஷு மருபூமிஷு மதியம் குரநிர்மாணம் நோப்ப குருத்தே நான் உப்ப கொடுத்து ததாபி சரி நான் நல்லா ஸ்பீடா ஓடுறேன் ஓகே ஃபைன் ததாபி ஈவன் தென் என்ன அப்படின்னா சைக்கத்த பிரதேஷு சைக்கத்தம்னா உங்களுக்கு வந்து மணல் திட்டு மணல் திட்டோட இருக்கின்ற பிரதேசமும் மறுபூமி அப்படிங்கிறது டெசர்ட் டெசர்ட் ரீசன்லயும் மதியம் என்னுடைய குர நிர்மாணம் குரம்னா ஹூஃப் அதனுடைய அதனுடைய சிருஷ்டி இருக்கு பாருங்க the way he has created my குரம் அந்த ஹூஃப்ஸ் அது வந்து ந உபகுருத்தே it doesn't support it doesn't help me சரியா ஏன்னா குதிரையால வந்து he cannot walk comfortably in desert or மணல் பிரதேசம் மத்த இடம்லாம் கிராஸ் ஆர்டினரி ரோடெல்லாம் நல்லா ஃபாஸ்டா ஓடும் பட் இந்த இடத்துல his body his legs are not designed to move in such places so அதனுடைய குரம் குரம்ங்கிறது ஹூஃப் அதனுடைய நிர்மாணம்ங்கிறது கிரியேஷன் அது நான் உபகுரம் புரியுதா அப்புறம் अन्यश्च मदीयो बालः दुःशासन परामृष्टं द्रौपद्याः केशपाश मनुकरोति अनुकरोति சோ ஒவ்வொரு பார்ட்டா சொல்லிட்டு வருது இன்னொன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா என்னுடைய வாலக வாலகன்னா வாலு டெய்லு அது வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா துஷாசன பராமிருஷ்டம் துஷாசனால் பராமிருஷ்டம்னா இழுக்கப்பட்டன்னு இருக்கும் புல்டு பை துர் துஷாசன் தச்சுடு பை துஷாசன யாரு திரௌபதியாக கேசபாசம் திரௌபதியினுடைய கேசபாசம் அவளுடைய கூந்தல் அவளுடைய ஹேர் அத வந்து அனுகரோதி இட் என்னுடைய வால் பார்த்தேன்னா இட் லுக்ஸ் லைக் தி இது ஆஃப் திரௌபதி திரௌபதியினுடைய தலை முடி மாதிரி இருக்கு எப்படிப்பட்ட கேசபாஷம் அப்படின்னா துஷாசன பராமிருஷ்டம் திரௌபதியாக கேசபாஷம் சோ இந்த பராமிருஷ்டம்ங்கிறது கேசபாஷத்துக்கு போறது யாருடைய கேசபாஷம் திரௌபதியாக கேசபாஷம் எப்படிப்பட்ட கேசபாஷம் அப்படின்னா துஷாசன பராமிருஷ்டம் துஷாசனால் தொடப்பட்ட அந்த திரௌபதியினுடைய கேசத்தை போல கேசத்தை அனுகரோதி அது போல காண்றது என்னுடைய வாலு அது ஓகே டிக்கு அடுத்தது அதனுடைய நெகட்டிவ் பாயிண்ட் சொல்றது <laughs> ஆஹ் चमरी मृगस्य वालो ஆஹ் यथा अ, सुदीर्घं सुदीर्घः अन्ते ஆஹ் सुगच्छश्च तथा ஆஹ் अ, तथा नास्ति ததா நாஸ்தி சமரி மிருகஸ்ய சமரி மிருகத்தினுடைய சமரி மிருகம்ங்கிறது சமரி மான் என்ன அதனுடைய வாலு வாலக யதா சுதீர்கா நீண்டு இருக்கு அந்தே ஆனா எண்டுல வந்து சுகுச்சம் அப்படியே குச்சு மாதிரி அப்படியே நல்ல புஃப்னு இருக்கு திக்கா ததா நாஸ்தி ஆனா என்னோடது அந்த மாதிரி இல்லையே பாசம் மாதிரி அழகா முடி மாதிரி இருக்கே வழிய அந்த மானனுடைய வாழ் வந்து கீழே வந்துட்டு கீழே புசு புசுன்னு இருக்கேன் அந்த மாதிரி எனக்கு இல்லையேங்கிறது சரியா இது ஏவம் இத்தேவம் சிந்தையன்னா சந்திருப்தோ அசந்திருப்தா அசந்திருப்தா सन्तृप्तो असन्तृप्तः असन्तृप्तः हा, अश्वः अश्वः हा, ब्राह्मणां तपसा ब्रह्माणं स- तपसा हम्म, तपसा साक्षाकृत्य हा, स्वरूपे परिवर्तन वरं ययाचे யயாச்சே சிந்தையன் இது ஏவம் சிந்தையன் இந்த மாதிரி சிந்தையன் யோசித்து கொண்டே சத்ருல இருக்கு அசந்திருப்தா அப்படின்னா நாட் சாட்டிஸ்ஃபைடு அஸ்வஹா திருப்தி அடையாத அந்த அஸ்வமானது பிரம்மாணம் பிரம்மாவை தபசா சாட்சாத் கிருத்திய தபசினால் கண்முன் கொண்டு வந்து ஸ்வரூபே பரிவர்த்தனம் வரம் யயாஜே தன்னுடைய ரூபத்துல ஒரு சேஞ்ச் பண்ற ஒரு வரத்தை ஒரு பூன் அதை யயாச்சே கேட்டது யாச்சதி இருக்கு பத்தியெல்லாம் அதனுடைய லிட்டு யயாச்சே யாச்சதே சாரி யாச்சதி இல்ல யாச்சதே அதனுடைய லிட்டு வந்து யயாச்சே ஆத்மநேபதி சரியா பிரசன்னோ பிரம்மா கிட்ட தப்பஸ் பண்ணி இத கேக்குறது தன்னுடைய ஃபார்ம மாத்துவோம் <laughs> ఆ, ప్రసన్నో బ్రహ్మ ఆ, అశ్వం ప్రత్యేవమాహ ఆ, మస్స ఆ, అశ్వ ఆ. తదీయే రూపే ఆ, కించిద్ కించిదన్య అన్యతా తాకృత్య కృత్య ఆ, అన్యాదృశం జంతు ఆ, ఉమ్, ద్రష్టుకామో అస్మి సృష్టుకామో అస్తి సృష్టే అస్మి చ తస్మిన్ இல்ல இல்ல இல்ல சிரஷ்டுகாமோ அஸ்மி ஃபுல் ஸ்டாப் அதை ஒன்று எடுத்துருவோம் ஓகே பிரசன்னஹா பிரம்மா அப்படின்னா சந்தோஷம் அடைந்த பிரம்மா அஸ்வம் பிரதி ஏவம் ஆக அஸ்வத்தை குறித்து இவ்வாறாக ஆக ஆகங்கிறது ஆக ஆகத்துகு ஆகுகு சொன்னது சரியா புருவனுடைய லிட்டு ஹே வத்ச அஸ்வ ஏ குழந்த குதிரையே துவதியே ரூபே உன்னுடைய இந்த ரூபத்தில் கிஞ்சித்து உண்டு கிஞ்சித் கிஞ்சித் கொஞ்சம் கொஞ்சம் அந்நதா கிருத்திய கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி அந்யாதிருஷம் ஜந்தும் இன்னொரு டைப் ஆஃப் ஒரு அனிமலை சிரஷ்டுகாமோ அஸ்மி I'm I'm planning to I'm desire of creating one more animal by making slight difference in your form உன்னுடைய ஃபார்மையே வச்சுண்டு அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி I want I want to create one more animal சரியா ம் सृष्टे च तस्मिन् यदि तादृशरूप सम्पत्तो ते महती प्रीतिस्ताहि ताहि प्रीतिः तर्हि प्रीतिः आ, तर्हि अ, मत्सकाशम् मत्स्यकाश मगाच्छ आगच्छ मागच्छ சிருஷ்டே ச தஸ்மின் தஸ்மின் சிருஷ்டே சதி அந்த ஜந்துவை ஜந்துவானது சிருஷ்டி பண்ண பண்ற தருணத்தில் எதி இஃப் தாதிருஷ ரூப சம்பத்தோ அந்த மாதிரி ஒரு ரூப சம்பத்தியில் பட்டே உனக்கு மகதி பிரீத்தி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துடுத்து அப்படின்னா தர்ஹி தென் மத் சகாசம் ஆகச்சத மத் சகாசம்னா மம சகாசம்னு அர்த்தம் என்கிட்ட சகாசம்னா near you come near me ஆகச்சனா வா புரியுறதா so I am planning to create an animal which is more or by making slight changes in your form if you want if you have interest after seeing that animal come near me come to me சரியா தத்ர தத்த ரூப பரிவர்த்தனம் அவசியம் கரிஷாமி இது இது சோ உனக்கு வந்து ஐ வில் சேஞ்ச் பரிவர்த்தனம்னா change I will change your form அவசியம் கரிஷாமி definitely I will change your form இது அஸ்வோ அங்கிரீகிருத்திய கதஹ இந்த மாதிரி அஸ்வ வந்து அக்ரீட் அண்ட் லெஃப்ட் சரியா அங்கீகிருத்தியனா ஆஃப்டர் அக்ரீயிங் அர்த்தம் அங்கி பிளஸ் கிருத்திய கரோதி இருக்கிறதா கிரு தாத்து லெப்ல இருக்கு கதகாங்கிறது திக்தபிரத்தியம் அப்புறம் பிரம்மா அஸ்வாபேட்சித ரீத்யா சுதீர்கதா சுதீர்கயா கிரீவாய சைகத ஸ்தலேஷு தாவன ஷமேன ம், ச ஜந்து விசேஷ விசேஷம் విశేష சசர்ஜ சசர்ஜ ஆஹ் சோ வந்து என்ன பண்ணிட்டு அப்படின்னா பிரம்மாவானவர் அஸ்வ அபேட்சித ரீத்யா ஆஸ் டிசையர்டு பை அஸ்வன்னு அர்த்தம் அபேட்சிதம்னா நீடு ரீத்யா இந்த சேம் டைப் சேம் ஃபார்ம்ல என்ன பண்ணிட்டு சுதீர்கயா கிரீவையா கிரீவா அஹ், ஸ்திரீலிங்கம் ஆகாராந்தம் கிரீவையாங்கிறது திருத்தியா விபக்தி அதுக்கு அப்ஜெக்டிவ் சுதீர்கா நீண்ட கழுத்து சரியா லென்தி லென்தா இருக்கிற நெக்குனால சைக்கத ஸ்தலேஷு கஷமேன அந்த மணல் திட்டுகளில் ஓடக்கூடிய சாமர்த்தியம் உள்ள புற நிர்மாணேன அந்த ஹூஃப்ஸ சிருஷ்டி பண்ண ஹார்ஸுக்கு இருக்கிற மாதிரி ஹூப்ஸ் வந்து கேமலுக்கு கிடையாது but camel can survive with the நிறைய மணல் இருக்கிற இடத்துல சர்வே ஆகக்கூடிய சாமர்த்தியம் அதுக்கு இருக்கு சோ அந்த மாதிரி ஒரு குரத்தை சிருஷ்டி பண்ணார் நிர்மாணேனச்ச ஜந்து விசேஷம் சசர்ஜ ஒரு ஸ்பெஷல் அனிமலை ஹி கிரியேட்டட் சசர்ஜ சிருஜதி அதனுடைய லிட்டு சசர்ஜ அப்புறம் ஹம் மேடம் படிங்க என்னாச்சு you are in mute unmute yourself என்னாச்சு ம் परन्तु ம் न, இல்ல न, தஸ்ய तस्य ச- च ஆ, पृच्छः अन्ते अ, गृच्छतां गतः ஆ, அது கேட்ட மாதிரி அந்த அந்த ஜந்து தஸ்ய அப்படின்னா தஸ்ய ஜந்தோஹோன்னு அர்த்தம் அந்த ஜந்துவினுடைய புச்சகன வாலு வாலானது அந்தே எண்டுல குச்சதாம் கதக நல்ல புஷ்ஷுன்னு நிறைய ஹேர் இருக்கு அதனுடைய அந்த வாலினுடைய எண்டுல அப்புறம் பரந்து தஸ்ய புருஷ்டம் நிம்னோன்னதம் அபவத் ஆஹ் ஆனா இதெல்லாம் சரி அதனுடைய புருஷ்டம் புருஷ்டம்னா பின்பாகம் பேக்கு அது எப்படி இருக்கு அந்த மேல் பக்கம் எப்படி இருக்குன்னா நிம்னோன்னதம் அது வந்து அதுக்குன்னுடைய ஒரு இது இருக்கு மோனோ ஒரு ஒடியூசே அதுக்கு ஒரு மேல அந்த கேமலுக்கு வந்து மேல வளைஞ்சி நின்ன உன்னதம் மேல கொஞ்சம் நீண்டு உன்னதமா இருக்கு நீண்டு இருக்கு அப்புறம் வளைஞ்சு இருக்கும் சோ அந்த மாதிரி அதனுடைய சரீரமானது சிருஷ்டி பண்ணப்பட்டது சரியா அதனுடைய பேக் ஆனது நிம்னோன்னதமா இருந்தது அதுக்கப்புறம் ஏதாதிருஷ ரூபே ரூப கேயஸ்ய பிரம்மா உஷ்டா இது நாமதேயம் சகாரா ஏதாதிருஷ ரூபதேயசிய இந்த மாதிரி ஒரு ஃபார்மோடு இருக்கின்ற அந்த அதுக்கு பிரம்மாவானவர் உஷ்டரா இது நாமதேயம் சகார உஷ்டன்னு பேர் வச்சார் அதுக்கு சரியா ஏவம் உருஷ்டா சிருஷ்டி புவி வியாபிதா ஆசீத்து ஏவம் இந்த மாதிரியான உஷ்டனுடைய அந்த இதனுடைய சிருஷ்டி ஒட்டகத்தினுடைய சிருஷ்டி எப்படி ஆரம்பிச்சதுன்னா இப்படிதான் ஆரம்பிச்சுதான் இந்த மாதிரி வந்து அஸ்வம் போய் பிரம்மாவுக்கு தபஸ் பண்ணி கேட்டிருக்கு இந்த மாதிரி என்ன மாத்துப்பா என்னால இங்க நடக்க முடியல அப்படின்னு கேட்டதுனாலதான் பிரம்மா வந்து the thought of creating one more animal similar to horse அப்படிதான் உஷ்டத்தினுடைய சிருஷ்டியே கிரியேஷன் ஆஃப் உஷ்ட்ரா happen like this in this world வியாப்தா ஆசித்து வியாப்தான ஸ்ப்ரெட் சரியா புவி வியாப்தா ஆசித்து <coughs> உஷ்டம் ஏவோ दृष्ट्वा ஆஹா, உஷ்ட்ரம் உஷ்ட்ரம் उष्ट्रस्- अ, उष्ट्रमश्चवो அஸ்வஹ திருஷ்டுவா சிந்தயத் चिन्त अचिन्तयत् உம் அஸ்வஹா உஷ்ட்ரம் திருஷ்டுவா அச்சிந்தயத் சரியா அஸ்வமானது உஷ்ட்ரனை பார்த்து அந்த கேமல பார்த்துட்டு ஒட்டகத்தை பார்த்துட்டு திருஷ்டுவா அச்சிந்தயத் யோசித்தது என்ன அஹோ अहोबत् रूपे परिवर्तन परिवर्तनम् अपेक्षमाणस्य मे ईदृशं चेद्रूप परिवर्तनं ஆஹ் भविष्यति பவிஷ்யதி தர்ஹி क्रिया கியத் दिक्कृत தர்ஹி கியத் விக்ருதம் பவேத் மம ஸ்வரூபம் அப்படிங்கிறது ஸ்வரூபம். அப்போ பதா என்ன அப்படின்னா ரூப பரிவர்த்தனம் அபேட்சமானஸ்ய ரூ சேஞ்ச் இன் ஃபார்ம் பரிவர்த்தனம்னா சேஞ்ச் ரூபம்னா ஃபார்ம் ரூப பரிவர்த்தனம் அபேட்சமானஸ்ய மே மேங்கிறது சஷ்டில இருக்கு மம me one who is decide of changing my form ஈதிருஷம் சேத்து ரூப பரிவர்த்தனம் ஈதிருஷம்னா இந்த மாதிரி if I get a change of form like this if if I will get something like this தர்ஹி கியத் விக்ரிதம் ஐயா இது என்னது ஒரே ஒரு டிஃபார்மா இருக்கு பவேத் மம ஸ்வரூபம் என்னோட அழகான ஸ்வரூபத்துக்கு எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு ஆகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன் புரியுதா மாஸ்து நாமமே ரூப பரிவர்த்தனம் எனக்கு வாண்டவே வேண்டாம் மே மே ரூப பரிவர்த்தனம் நாம மாஸ்து சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம் எனக்கு வேணவே வேணாம் நாகம் பிரம்மணா சகாஷம் கச்சாமி நான் பிரம்மா கிட்ட போகவும் மாட்டேன் படிங்க நாகம் பிராமணா சகாஷம் பிரம்மணா பிரம்மா கிட்ட நான் மாட்டேன் ரூபம் சுந்தரம் உஷ்டஸ்ய து தாத்விகிருதம் ரூபம் அழகு உற்றத்தினுடைய ரூபம்ங்கிறது கொஞ்சம் விக்கிருத்தமா இருக்கும் கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் அஸ்வா விசித்ராக தேகஸ்வரூபத்தி பிராமணா நிர்மா நிர்மிதாபுரா விசித்ரா தேக சம்பத்தி விசித்திரமான விசித்திரம்னா டிஃப்ரெண்ட் பல வகையான ஒரு தேக சம்பத்தி ஒரு தேகத்தின ஒண்ணுத்துக்கு வந்து ஒண்ணு அழகா இருக்கும் இன்னொன்னு அழகா இருக்காது முடிக்கல ஐ டென்ட் பிரம்மனா நிர்மிதா புரா பிரம்மாவினால் விசித்ரா தேக சம்பதி நிர்மிதா இது ரெண்டும் வந்து இந்த நிர்மிதாக்கு போறது இந்த விசித்ரா தேக சம்பத்தி வந்து எது சொல்றதுன்னா நிர்மிதா விசித்திரமான ஒரு தேக சம்பத்தியானது பிரம்மனா நிர்மிதா பிரம்மாவினால் சிருஷ்டி செய்யப்பட்டது புறா முன்பு சரியா சர்வ அவயவ சௌந்தர்யேன சமன்விதா தேக சிருஷ்டி விரலா ஏவ லோகே சர்வ அவயவம் அவயவம்னா பார்ட்ஸ் எல்லா அவயவமும் சௌந்தர்யேன சமன்விதா அழகோட இருந்துடுத்து அப்படி இருக்கிற ஒரு தேக சிருஷ்டி அப்படி ஒரு சரீரத்தினுடைய பாடியினுடைய கிரியேஷன்ங்கிறது லோகே விரலா ஏத லோகத்துல விரலம்னா very less very few only very few creations have beauty ஒண்ணுத்துல வந்து யானைக்கு வந்து ஒன்னு அழகா இருந்தா இன்னொன்னு அழகா இருக்காது புரியுறதா மனுஷாளுக்குள்ளே ஒரே மூக்கு தான் ஒரே காது தான் ஒரே வாய் தான் இருந்தாலும் ஒருத்தருக்கு மூக்கு நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு வாய் நல்லா இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து சர்வாவைவ சௌந்தர்யேன சமன்விதா எல்லா பாடியினுடைய அத்தனை அழகோட சேர்ந்த ஒரு தேக சிருஷ்டி ஒரு கிரியேஷன் ஆஃப் அ பாடி அப்படிங்கிறது லோகே விரலா is very very very few ஜீவானாம் விவித தேக பிராப்தி கர்மாதீனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜீவர்களுடைய விவித தேக பிராப்திகிங்கிறது விவிதம்னா டிஃப்ரெண்ட் தேகம்னா சரீரம் பிராப்திகிங்கிறது attain attainment to get a different type of சரீரம் அது வந்து it all based on our karma நம்ம செய்யற கர்மத்துக்கு அதீனா it is based on that it is under கர்மத்தினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு நம்ம என்ன கர்மா பண்றோமோ அதனால என்ன புண்ணிய பாவம் சேர்த்துக்கிறோமோ அதுக்கு உண்டான ஃபார்ம் தான் நமக்கு அடுத்த ஜென்மம் அத எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தத்ர படிங்கோ பிரம்மணக பக்ஷபாத்தோ வா அகௌஷலம் அஜானமேவானா பவித்து மர்ஹதி அர்ஹதி பவித்து மர்ஹதி ஆஹ் தத்ர இதுல வந்து இந்த சிருஷ்டியில பிரம்மணக பக்ஷபாத்தோ வா பிரம்மா வந்து ரொம்ப பக்ஷபாத்தம் அப்படின்னா பயாஸ்டு அவர் வந்து அதை நல்லா பண்ணிட்டாரு என்ன பண்ணல அப்படின்னும் அகௌஷலம் அவருக்கு வந்து சிருஷ்டி பண்றதுக்கு சாமர்த்தியமே இல்லப்பா அஜ்ஞானம் இஸ் வெரி இக்னோரண்ட் ஒரு விஷயம் தெரியல அப்படின்னும் ந பவித்தும் வர்றது it is not possible that we cannot complaint about Brahma's expertise or our வந்து பிரம்மா பீயிங் வெரி பயாஸ்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பிகாஸ் நம்மளுடைய விவித தேக பிராப்திங்கிறது கர்மாதீனா இருக்கா